மார்கழி மாசத்தில என் தாயி பாதத்தில தாளம்பு கூடையா நிறைஞ்சிருக்குது அத்தா எங்க மக்க மனசுக்குள்ள அன்றாட வாழ்க்கையில படியளக்கு என் தாயி உன் இருக்குது அத்தா மண்ணாகி மலையாகி வறண்டு கிடக்கும் இந்த பூமிய செலிக்க செய்திடணும் கருமாறி தாயே செலிக்க செய்திடணும் அம்மா கருமாறி தாயே எனக்கு ஒன்ன விட்டா வேற இல்ல நாதியாத்தா வெள்ளாம அரிசிய கஞ்சி காட்சி ஊத்தணும் அஞ்சு வகை சீரெடுத்து அத்தாக்கு படைக்கணும் ஆலயம்மா சூளையம்மா மனமிறங்கி பார்க்கணும் அங்க தேரில் ஏறி வர மாறியாத்தா எனக்கு ஒன்ன புரியணும் அதான் மனசு வச்சா வெள்ளாம விளையணும் பஞ்சம் பசி தீர நல்ல வழி காட்டணும் வெள்ள தேரில் ஏறி வர மரியாதா எனக்கு ஒன்ன விட்ட வேற இல்லை நாதியாத்தா விளையணும் ஆத்தா மனசு வச்சா வெள்ளாம விளையணும் பஞ்சம் பசி தீர நல்ல வழி காட்டணும் வெள்ள தேரிலேறி வர மாதிரி மரியாத்தா எனக்கு ஒன்ன விட்டா வேற இல்ல நதியாத்தா மழையா பொழிந்திடம்மா வெல்லாம வேலைய செஞ்சு பசி கொடுமை போக்கிடம்மா யார் செய்த பாவம் இங்கே பூமி வறண்டு கிடக்குதம்மா மகமாயி மனசு வச்சா சாப கேடு விளையணும் அத்தா மனசு வச்சா வெள்ளாம விளையணும் பஞ்சம் பசி தீர நல்ல வழி காட்டணும் வெள்ளத்தேரில் ஏறி வர மரியாதா எனக்கு ஒன்ன விட்ட வேற வெள்ளாம விளையணும் பஞ்சம் பசி தீர நல்ல வழி காட்டணும் வெள்ளத்தேரில் ஏறி வர மரியாதா எனக்கு ஒன்ன விட்டா மனசு வச்சா வெள்ளாம விளையணும் பஞ்சம் பசி தீர நல்ல வழி காட்டணும் வெள்ள தேரில் ஏறி வர மரியாதா எனக்கு ஒன்ன விட்ட வேற இல்ல நாதியாத்தா வெள்ளாம அரிசிய கஞ்சி காய்ச்சி ஊத்தணும் அஞ்சு வகை சீரெடுத்து ஆத்தா saber